இன்னைக்கு நம்ம ரோட் ட்ரிப் தான் கைஸ் போக போகிறோம் எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து பொள்ளாச்சி பொள்ளாச்சி மாசிரம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற இடத்தெல்லாம் சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம வந்து போகிற வழியில் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் சாப்பிட வந்திருக்கோம் நம்ம போய் தோசை சாப்பிடலாம் ஸோ இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு இங்கேருந்து நம்ம இப்போ நம்ம ட்ராவல் ஆரம்பிக்கலாம் ஸோ போகிற வழியில் வந்து சேலத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் வந்து ஒரு குட்டியாக ஒரு அட்டண்டன்ஸை போட்டு போயிடலான்னு சொல்லிட்டு மணி ஒரு ரெண்டு இருக்கும் ரெண்டு ரெண்டரை போது நாங்கள் அங்கே ஸ்டாப்பிங்கை போட்டு சேலத்தில் இருக்கிற முருகனை வந்து தரிசனம் பார்த்துட்டு கிளம்பணும் ஸோ நம்ம வந்து ஒரு செவன் ஓ கிளாக் போல் வந்து பொள்ளாச்சி ரீச் ஆயாச்சு இதில் இருக்கிற முக்காவாசி வீடியோஸ் வந்து ஷானாஸ் தான் எடுத்தது நான் காலில் ஏறினோன்னே தூங்கினவன் கோயிலுக்கு போய் தான் வந்து எழுந்தேன் கோவிலுக்கு ரீச் ஆனே வந்து சாமியை பார்த்துலான்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து பொருணே ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பி சாமியை பார்க்க போயாச்சு ஸோ இதுதான் என்னோட அவுட்ஃபிட் கோயிலுக்குள்ளே வந்து வீடியோஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அதனால் எங்களால் வந்து இந்த ஒரு கிளிப் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது ஒரு டென் டென் தேர்ட்டி போலே வந்து சாமி தரிசனம்லாம் முடிஞ்சிச்சு சாமியை பார்த்தப்ப நாங்கள் அடுத்தது எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஹில்க்கு தான் போனோம் போகும்போதே வந்து செக் போஸ்ட்டில் வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும்னு சொன்னாங்க ஸோ டிக்கெட்லாம் வாங்கிட்டு நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம் இது ஒரு ஃபாரஸ்ட் ரீஜன்னால வந்து நம்ம போக போக வந்து நிறைய அனிமல்ஸ் பார்க்கலாம்னு சொன்னாங்க ஸோ எங்கேயுமே வழியெல்லாம் வந்து வண்டியை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க மேலே ஏற ஏற காதெல்லாம் வர அடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ இங்கே போயிட்டே இருக்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்த பறவை என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மயில் தான் இந்த மயில் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஜாலியாக அழகாக நடந்து போயிட்டு இருந்தது டாப் ஹில்லில் வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அந்த செக் போஸ்ட் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இங்கேருந்து ட்ரக்கிங் போகிறவங்க கூட போகலாம் இங்கே வந்து வியூ சூப்பராக இருந்துச்சு காற்று கூட ரொம்ப ஜில்லுன்னு காற்று நான் காற்று தான் என்ன சமயம் அடைச்சிட்டு இருந்தது இங்கேருந்து ட்ரக்கிங் போகிறவங்க கூட போகலான்னு சொன்னாங்க பட் நாங்கள் ட்ரக்கிங்லாம் எதுவும் போகல பட் அது அதுக்கு பதிலாக வந்து பக்கத்தில் இருக்கிற கேரளா பார்டர் வரைக்கும் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ இப்போ நம்ம அந்த ஸ்பாட்டில் தான் வந்திருக்கோம் இங்கேயும் வியூ சூப்பராக இருந்துச்சு இங்கே வந்து நதிலாம் போயிட்டு இருந்தது இங்கே வந்து பாம்பு பார்க்கலாம் வந்து தனி பாத்தே மாரி போட்டு வச்சுருக்காங்க அது வந்து நான் வீடியோ எடுத்தேன் பட் நான் வந்து அது வந்து வேர்ட்டிக்கலாக எடுத்துட்டேன் அதனால் இதில் வந்து அப் இதில் வந்து என்னால் வந்து அட்டாச் பண்ண முடியல நான் அது உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன் thank you அப்போ இங்கேயே வந்து நான் நிறைய வீடியோஸு அப்புறம் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இங்கே நாங்கள் கிளம்பியாச்சு Thank you. இங்கே நாங்கள் போகும்போதே வந்து திரும்பி நாங்கள் மயில் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் வந்து நாங்கள் மான்லாம் பார்த்தோம் ஸோ அவள் தான் கைஸ் இதோ நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் ஸோ ஒரு த்ரீ டேஸ் ட்ரிப்பு இது ஃபஸ்ட் டே தான் முடிஞ்சிருக்கு நாங்கள் இன்னும் ரெண்டு நாள் நம்ம எங்கெங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு நான் அடுத்தது வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதேமாரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் டாட்டா